வணக்கம் நண்பர்களே இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு வந்து நான் குளிக்க வருவேன் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வயலில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி மூலிகை குளியல் வந்து நம்ம குளிக்க போகிறோம் Thank you. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா கிழாநெல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லாத மூலிகை இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ மூலிகை வந்து இந்த வயலை சுற்றியே இருக்குது